வணக்கம் மக்களே நான் பிரதீப் பேசுகிறேன் ஸோ எல்லோரும் பவுஷல் ஃபஸ்ட் சாப்டர் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி பேசுனீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் டூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸோட ஃபைலு ப்ராசஸ் சர்வீஸ் முக்கியமாக இதை வந்து எப்படி பவர்ஷல் வழியாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஃபோர் தட் நேற்று நான் உங்களுக்கு வந்து கமாண்ட் சில தான் சொன்னேன் பட் உண்மையிலே கமாண்ட்ஸ் பற்றி எந்த விதமான இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் கொடுக்கவே இல்லை ஜஸ்ட் பவர் மட்டும் கொடுத்துட்டு லான்ச் பண்ணுறது மட்டும் போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் அப்படி போனேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு கமாண்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ பவர் ஷெல்லில் நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கு அஃபிஷியலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைட்ஸ் ஓகேங்களா ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு ஹைஃபன் நவுன் அப்படின்ட்டு இருக்கும் எக்ஸாம்பிள் இந்த கெட் ஹைஃபன் டேட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிஸ்டமோட டேட்டை நீங்கள் அது ஷோ பண்ணும் அது கெட் அப்படிங்கிற வெர்ப் வெர்பு டேட் அப்படிங்கிறது நவுன் ஓகேங்களா ஸோ நம்மளும் கமால் லெட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்கிரிப்டில் டிஃபைன் பண்ணலாங்க எப்படின்னா ரெண்டு வழியில் பண்ணலாம் ஒன்று வந்து பிஎஸ் நாப்பின் வழியாக பண்ணலாம் இன்னொன்று வந்து மாடியூல் வழியாக பண்ணலாம் சரிங்களா இந்த பிஎஸ் ஸ்னாப்னா என்ன மாடியூல்னா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ பிஎஸ் ஸ்னாப்னா இதாங்க அது ஒன்றும் கிடையாது it contains collection of commands இதில் வந்து நிறைய பஞ்ச் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் நெட்டோட இன்டகிரேஷன் உள்ளது அதுவும் இல்லாமல் அது வந்து பேஸ் ஆஃப் பவர்ஷெல் இது பவர்ஷெல்லுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம் டாட் நெட் தெரிஞ்சவங்க நீங்கள் டாட் நெட் ப்ரோக்ராமிங்கை ஈஸியாக PowerShell கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியும் டாட் நெட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கெலாம் நீங்கள் பவர்ஷெல்லில் வந்து செட் பண்ண முடியும் ஒரு வேளை இப்போ நான் பேசுகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரிலங்க நீங்கள் அப்படின்னா பரவாயில்ல அப்படியே ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள் நமக்கு நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போம்ல அப்போ பார்க்கும்போது டாட் நெட் எப்படி இன்டர்கேட் பண்ணுறாங்க தான் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கும் சார் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் ஸோ மாடியூலும் அது அதே மாதிரி தான் கலெக்ஷன் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும் இது எது வந்து எதுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கூட நம்ம கூட மாடியூல் கிரியேட் பண்ணலாம் மேனுவல் கூட கிரியேட் பண்ணலாம் ஆனால் ப்ரீ டிஃபரெண்டாகவே சில மாடியூல்ஸ் இருக்குது அதை எதுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நம்ம மாதிரி யூசர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்கள நீங்கள் யாராவது சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் மாடியூலில் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டீங்க ஏன்னா பவர் ஸ்டில் கிடதுக்கப்புறம் அதில் தான் நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா எந்த சர்வராக இருந்துக்கோங்க ஐஎஸ் அட்மினாக இருங்க இல்லை ஏடி அட்மினாக இருங்க யார் வந்தாலும் சரி மாடியூல் உங்களுக்கு எஸ்கியூல் அட்மினாக வந்தால் கூட தேவைப்படும் ஸோ இந்த மாடியூலாம் வந்து ரொம்ப விசிபிளாக பார்க்க அப்படின்னு நீங்கள் பைய பவர்ஷியல் ஐஎஸ்சி அந்த இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் என்னங்க கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங் கமாண்ட்ஸு அதை பற்றி கற்றுக்க போகிறீங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைடர் தெரியும்ல உங்களுக்கு லைக் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ரெஜெடிட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க டெஸ்க்டாப் சப்போர்ட் இல்லைனா அட்மின் சப் அட்மினாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெஜிஸ்ட்ரி பற்றி எல்லா ஏதாவது ஒரு பாயிண்ட் சப்போர்ட் ஷூட்டிங் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க அதை வந்து எப்படி போர்ட்டல் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கப்புறம் ப்ராசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சர்வீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்னங்க லைட்டாக குழப்பறீங்க ப்ராசஸ் சர்வீஸாக கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை பற்றி எனக்கு சரியான விளக்கம் தெரியலையே அப்படின்னு அடுத்து உங்களுக்காக ஒரு பேஜ் வச்சுருக்கேன் அது என்னென்னா ப்ராசஸ்னால் என்ன சர்வீஸ்னால் என்ன ரொம்ப சிம்பிளுங்க ப்ராசஸ்னால் அது ஒரு ரன்னிங் ப்ரோக்ராம் நீங்கள் டெஸ்க்டாப் இருக்குது உங்கள் டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஐக்கிய வந்துருக்கீங்க டபுள் கிளிக் பண்ணால் அப்பாவது இல்லை அதுதான் வந்து ப்ராசஸ் மோஸ்ட்லி இது வந்துட்டு நம்ம கூட ப்ராசஸ் இன்ட்ராக்ட் பண்ணோம் நம்ம கூட இருக்கும் நமக்கு தெரியும் சம்டைம்ஸ் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகும் அது ரொம்ப ரேர் தான் அது வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆச்சுன்னா அது வந்து எதுக்குன்னா மெயின் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப் ப்ராசஸாக இருக்கும் வேறு எதுவும் கிடையாது அப்புறம் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸும் ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ் தான் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதாவது டெஸ்க் டாப்லாம் இருக்காது ஆனால் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும் அதுதான் ப்ராசஸ்க்கும் சர்வீஸுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருக்குது க்ரோம் ப்ரௌசர் ஓ டபுள் கிளிக் ஓப்பனும் அந்த ப்ரௌசர் ரன் ஆகுதுல அது வந்து ப்ராசஸ் அதே நீங்கள் ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஐஎஸ் வெப் சர்வர் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெப் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதுதான் சர்வீஸ் அதுக்காக தான் சர்வர் இஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும் ப்ராசஸ்க்கும் சர்வீஸ்க்கும் வித்தியாசம் இன்டர்வியூவில் கேட்டாலும் தைரியமாக இதை நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தெரியல தப்புன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு கேளுங்க அப்போது யூ வில் கெட் லேர்ன் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கற்றுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன அந்த கமெண்ட்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை வச்சு நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம் சரிங்களா ஃபைல் ஹேண்ட்லிங் கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நியூ ஹைஃபன் ஐட்டம் ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட தேவைப்படக்கூடிய ஒரு கமாண்டுங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கெட் ஹைஃபன் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இந்த என்ன சொல்கிறது ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறதுக்கூடிய கமாண்டுங்க செட் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நீங்களே என்ன பண்ணலாம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணலாம் ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரி ப்ரொவைட்லேயும் ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நல்லா கவனமாக கவனிங்க ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப தேவைப்படுறதா நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் வீடியோ மாதிரி இது வந்து ஒரு சின்ன டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ இருக்காது மேபி அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கான மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ இது இருக்குது நான் பவர்ஷல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் திஸ் இஸ் மை பவர்ஷல் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சாரி சி அட்மினிஸ்ட்ரேட்டில் இருக்கேன் ரைட்டுங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் சி டிரைவுக்கு போயிடுறேன் எல்எஸ் ஓ இல்லை நாலு ஃபோல்டர் இருக்குது I will create one folder make directory test அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன் இப்போது சிடி டெஸ்ட் உள்ளே போயிடுறேன் ஓகே எல்எஸ் கொடுத்தா ஒன்றுமே இல்லை so now I mean C ட்ரைவில் டெஸ்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போது நான் கமெண்ட் கொடுக்குறேன் நியூ ஹைஃபன் ஐட்டம் அப்படின்னு கொடுத்து ஃபைல் ஒன் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்கிட்ட ஒரு எம்டி ஃபைல் இருக்குது ஓகேங்களா சைட் பை சைட் நான் கிராஃபிக்கலே உங்களுக்கு நான் இது பண்ணி காமிக்கிறேன் அப்போ தான் நீங்கள் நான் போய் இங்கே புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பாருங்கள் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கா ஸோ அது உள்ள போனால் file one dot text file create இருக்குது அதில் பார்த்தா ஒன்றுமே இல்லை சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் போன செஷனில் கே ப்ரோக்ராம் பண்ணோம் கே எடிட் பண்ணோம் இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஃபைல் எடிட் பண்ணலாம் file one dot TXT hello the I am from file கம் control S file saved alt X வெளியில் வந்துட்டேன் சரிங்களா இப்போ அந்த ஃபோல்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா அந்த பவர்ஷலில் வழியாக எடிட் பண்ண கண்டென்ட்டு எனக்கு இங்கே வந்து தெரியுது சரி இப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து எடிட் பண்ணிட்டேங்க இது உள்ளே இருக்குது இப்போது இந்த ஃபோல்டரை வந்துட்டு இந்த ஃபைலை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறேன் இப்போது அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல் எழுதி கொடுத்துக்கிறேன் கெட் எப்படியும் கொடுக்கலாம் எப்படின்னா கொடுக்கலாம் பட் அஃபிஷியல் சின்டாக்ஸ் தான் கெட் ஐஃபன் ஐட்டம் ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஃபைல் ஒன் டாட் டேப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு காமிக்குது இல்லையா என்ன மோடில் இருக்குது அதுக்கப்புறம் date and time last write time என்ன லென்த்து நேம் இதான் காமிக்குது இல்லை எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் என்னங்க இது காமிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் கிராஃபிக்கல் போய் பார்த்தாக்க எவ்வளோ தெரிஞ்சு பார்த்தீங்களா டைப் ஆஃப் ஃபைல் என்ன ஓப்பன் சோர்ஸ் லொக்கேஷன் என்ன சைஸ் என்ன size and disk created modify இவ்வளோ காமிக்குது இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய command get hyphen item property கொடுத்து ஸ்பேஸ் கொடுங்க இந்த பைப் சிம்பிள் கொடுங்க இந்த என்ட்ரு கீபோர்டில் என்ட்ரு கீக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் ஹைஃபன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுங்க கொடுத்து ஸ்டார் கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்படியே ஜம்முன்னு ஃபுல் பார்த்து காமிக்கும் உங்களுக்கு ஓகேங்களா பார்த்தீங்கன்னா காம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் base name target length directory read ஒன்லியா கிடையாது எக்ஸிஸ்ட் ட்ரூ ஃபுல் நேம் என்னது எக்ஸ்டென்ஷன் என்னது create time UTC last access எல்லாமே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா லைக் இப்போ இதில் இதில் காமிக்கிறத விட உங்களுக்கு அதிகபட்சமான ஒரு ஆப்ஷன்ஸே உங்களுக்கு காமிச்சிருக்கு ஓகே அப்படி இருக்கும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டும் உங்களால் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லி மீன் பண்ணி இதான் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ அதை ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்ற அர்த்தம் வேற எதுவும் கிடையாது ஸோ நம்ம வந்து இதில் வேல்யூ வந்து மாற்றி பார்க்கலாம் எப்படி மாற்றுறது இப்போ வந்துட்டு creation டைம் வந்து த்ரீ வந்திருக்குங்களா ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஒன் த்ரீ இப்போ இது வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு மாற்றலாம் ஓகே கிரியேஷன் டைம் வந்துட்டு ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னா set hyphen item property space நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் வந்துட்டு இது வந்து இப்போ வந்துட்டு ஃபைலோட நேமை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ ஃபைலு ஒன் டாட் டிஎக்ஸ்டி ஓகேங்களா ஸ்பேஸ் கொடுத்து அதில் என்ன ப்ரா செட்டிங்ஸை மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஹைஃபன் ஹைஃபன் நேம் அப்படின்னு கொடுங்க கொடுத்து இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க சரிங்களா கிரியே செக்ஷன் டைம் அப்படின்னு கொடுங்க ஸ்பேஸ் கொடுத்து இப்போ அந்த கிரியேஷன் டைமுக்கு என்ன வேல்யூ செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத டபுள் கோட் கொடுத்து அது உள்ள கொடுங்க இப்போ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா பத்தாம் தேதி சரி பத்தாவது மாதம் முப்பதாவது நாலு டூ தௌசண்ட் செவன்டீன் இயரில் இது வந்து த்ரீ கோலன் டுவெண்ட்டிக்கு தான் இந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி மாற்றுங்க அப்படின்னு நான் வந்துட்டு வேல்யூ செட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ பாருங்கள் கிரியேஷன் டைம் வந்து என்ன காமிக்குது த்ரீ எயிட்டீன் தேர்ட்டி ஃபோர் காமிக்குது இப்போ கொடுத்ததுக்கப்புறம் த்ரீ டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சரிங்களா கமாட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ நான் கெட் ஐட்டம் கொடுத்து இந்த செலக்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சா creation time three twenty so இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்ற வேல்யூஸ்க்கும் மாற்றி பாருங்கள் இப்போ இன்னொரு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு வந்து இப்போ நான் நீங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கீங்க பிடபிள்யூடி டெஸ்ட்டில் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் சி ட்ரைவில் யூசர்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டரில் டெஸ்க் டாப்பில் இருந்து அப்போ இந்த ஃபைலை நீங்கள் மாற்றுறதுன்னா என்ன பண்ணுவீங்க இந்த ஃபைல் வந்து இப்போ சி ட்ரைவ் டெஸ்ட் ஃபோல்டர் தானே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதே கமாண்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே என்ன பண்ணுங்க இந்த hyphen hyphen value hyphen name கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த இப்போ ஃபைல் ஒன் இப்போ ஃபைல் ஒன் வந்து லோக்கல் ஃபோட்டோவில் கிடையாது இப்போ கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா because it does not exist இது பாருங்க இந்த ஃபைல் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது ஏன்னா அந்த ஃபைல் வந்து ஃபோல்டர் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கிட்ட பார்த்து சொல்லலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு அங்கே போய் நீ பண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஹைஃபன் பார்த்து space C colon test file name ஓகேங்களா ஸோ இப்போது சும்மா இருபத்தி ஒன்றுன்னு மாற்றி விடுவோம் டுவெண்ட்டி ஒன்று பார்த்தீங்களா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கெட் ஹைஃபன் அப்ஜெக்ட் இருக்கா இங்கே என்ன பண்ணணும் இந்த இது செட் பண்ணணும் சி கோல் யூசர்ஸ் சாரி ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு மாறிடுச்சு ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷன் தான் வந்து வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் from anywhere you can change the settings சரிங்களா ஸோ இப்போ ஓரளவுக்கு ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படி படிக்கணும் அந்த செட்டிங்ஸை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ புதுசாக எம்டி ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்குது சரிங்களா new item get hyphen item property set item property இந்த மூணு கமாண்டும் ஒரு ஃபைலை வந்து ஜென்ரலாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் அவ்வளோதானா ரியல் டைம் யூசேஜ் எனக்கு எதுவும் இருக்காது அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ முடியும் போதே எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் பற்றி பார்த்துடலாம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணலாம் சரிங்களா ஸோ கண்ட்ரோல் ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெஜிஸ்டர் எடிட்டர் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ரெஜி ரெஜ் எடிட் ஒரு கிளியர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ ரெஜிஸ்டர் எடிட்டர் என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிஸ்டத்தோட செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் வந்து சென்ட்ரலாக ஒரே லொக்கேஷனில் இருக்கிறது தான் இந்த ரெஜிஸ்டர் எடிட்டர் இது விண்டோஸோட ஆர்கிடெக்சர் ஸோ இந்த இடத்துல நீங்கள் செட்டிங்ஸ் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது ரியல் டைமாக அங்கே வெளியில் வந்து அஃபெக்ட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து நான் மேனுவலாக ஒரு எடிட்டிங் செஞ்சு காமிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நம்ம பவர் ஷெல்லில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது நம்ம இப்போ ரீசெண்டாக இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டரு ஓகேங்களா ஸோ இப்போ நான் வெளியில் வந்துடுறேன் இப்போது இந்த இந்த ஃபோல்டர் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் ஹிடன் பண்ணிடுறேன் சரிங்களா மேக் இட் ஹிடன் ஓகேங்களா apply to this folder only so இப்போது அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு இப்போ என் கண்ணுக்கு தெரியல இப்போ ஜெனரலாக நமக்கு வந்து ஹிடன் ஃபோல்டர் தெரியல ஹிடன் ஃபோல்டர் வந்துட்டு எனேபிள் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல மேனேஜ் சாரி ஓகே வியூ வியூவில் வந்துட்டு ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது இல்லையா இது வந்து ரெஜிஸ்ட்ரி எப்படி எடிட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ நான் தூக்கி விட்டுறேன் ஈஸி இப்போ ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் போக வேண்டியது ஹச்கேசியூ அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அதுக்கப்புறம் விண்டோஸ் அதுக்கப்புறம் கரண்ட் வேர்ஷன் அதில் வந்து எக்ஸ்ப்ளோரர் அங்கே இருக்குது இஏபிசிடி இது இருக்குது எக்ஸ்ப்ளோரர் அதில் வந்து அட்வான்ஸ்டு இந்த இடத்துல ஹிடன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல டூன்னு வேல்யூ இருக்கும் அங்கே வந்து ஒன் அப்படின்னு சொல்லி வேல்யூ மாற்றி ஓகே பண்ணீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹிடன் ஃபோல்டர் வந்து வேல்யூ ஆக்டிவ் அடிச்சு பாருங்க எப்படி நம்ம செட்டிங்ஸ் வந்து ரெஜிஸ்டர் வழியில் நம்ம அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா இப்போ நான் இதில் என்ன இதை என்ன பண்ணிடுறேன் நான் வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ணிடுறேன் டூ கே கொண்டு போயிடுறேன் ஓகே ஸோ நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வேல்யூ வந்து அந்த இடத்துல மாறினா இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு இதை வந்து எப்படி பவர் ஷெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நான் ரெஜிஸ்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இல்லை இது வச்சுக்கிறேன் ஏன்னா அந்த லொக்கேஷன் பார்த்து ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நமக்கு தேவைப்படும் சரிங்களா ஏன்னா என்னால் கரெக்டாக ஞாபகம் வச்சு முடியுமான்னு ஒரு குறி டவுட்டாக இருக்குது ஹச்கேசியூவில் ஓகே பார்த்துக்கலாம் நோ இஷ்யூஸ் இப்போ நம்ம அதுக்கான கமாண்ட் எழுதுவோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இதை வந்து மாற்றணும் அப்போது single command set hyphen item property space hyphen path சரிங்களா path எங்க hkcu அதில் ஓகேங்களா கோட்டு ஸ்லாஷ் அதில் வந்து இதில் ஒரு ஒரு நிமிடம் மக்களே uh software SOFT e software ஸ்லாஷ் அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் நினைக்கிறேன் மைக் மைக்ரோசாஃப்டில் விண்டோஸ் ரெண்டுமே capital so Microsoft slash Windows slash current version explorer c u r r e n t current version explorer அதெல்லாம் அட்வான்ஸ்டு சரிங்களா இந்த ஃபோல்டரில் என்ன வேல்யூ மாற்ற போகிறோம் அப்படின்னா நேம் அதாவது வேல்யூ இல்லை எந் எதுக்கு வேல்யூ மாற்ற போகிறோம் அதுக்கு ஓகேங்களா அதுக்கான வேல்யூ என்ன ஹிடன் ஹச்ஐடிடிஇஎன் e அப்படின்னு போடுங்க ஹச்ஐ e அப்படின்னு HI DDEN HI DDN correct space கொடுத்து ஹைஃபன் இப்போது வேல்யூ வேல்யூ வந்து என்னது டூ இருக்கும் ஒன்றுன்னு மாற்றணும் ஓகேங்களா மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பாருங்க பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் வரல ஸோ இந்த இடத்துல ஹிடன் வேல்யூ வந்து டூன்னு இருக்குது சரிங்களா um, இப்போ வந்து இது என்ட்ரு பண்ண உடனே ஒன்றுன்னு மாறிடும் ஒன்றுன்னு மாறினாக்கா அந்த இடத்துல என்ன வரணும் உங்களுக்கு வந்துட்டு லைக் அந்த விசிபிளாக இருக்கணும் அந்த ஃபோல்டர் வந்து விசிபிளாக இருக்கணும் okay so if you press enter command execute ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் காலட் கிரேட் ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க எப்படி அதை படிக்கிறது ஐ மீன் சாரி எப்படி மாற்றுறது அப்படின்னு படிச்சு பார்த்துருக்கீங்க ஸோ இப்போ வந்து எப்படி அதை எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் அப்படியே கெட் ஹைஃபன் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கனாலே அது உங்களுக்கு காமிச்சிடும் பார்க்கலாம் இப்படி கொடுத்தாலே ஹிடனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிடலாம் ஸோ இப்போ திரும்ப மாற்றுறதுக்கு வேல்யூ வந்து டூ அப்படி கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா மாறிடும் இப்போ போயிட்டு நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா it will affect okay so right so இப்போ ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க அந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரி டீட்டெயில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது ஹச்கே சியூ கொடுத்தது எதுக்குன்னா ஹச் கே சியூ இதுதான் ஹச்கே சியூ ஓகேங்களா அது அதே மாதிரி ஹச்கே எல்எம்லாம் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ஸோ பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு சரி இதை நம்ம திருப்பிடலாமா like view extension box properties hidden apply to this folder only okay after that view hidden okay so இப்போ நம்ம பேக் டு நார்மல் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ப்ராசஸ் கமெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணவங்க கூட இது வந்துட்டு இதில் நீங்கள் மே ஃபீல் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கிறேன் இப்போது ஒரு மிஷினில் நடக்கிற ப்ராசஸை வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்குற ஒரு கமாண்ட் என்ன அப்படின்னா கெட் ஹைஃபன் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட இந்த விண்டோவில் காமிச்சிருப்பேன் இது கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இங்கே வியூ ஆகும் ஓகேங்களா ஸோ இதை பார்க்கறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இல்லையா லைக் இந்த ப்ராசஸ் தான் அங்கேயும் வியூ ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இதே ப்ராசஸ் தான் அங்கேயும் உங்களுக்கு அங்கே இருக்கு அப்ளிகேஷன் பவர் ஷெல் எல்லாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபயர் ஃபாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு so Firefox double click பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் கிடையாது ஸோ அதனால் அது வந்துட்டு ஜஸ்ட்டு எதுவும் ஒர்க் ஆகாது ஸோ இதில் வந்துட்டு கெட் ஐஃபன் ப்ராசஸ் அப்படின்னு அடிச்சோன்னா ஃபயர் ஃபாக்ஸ் காட்டும் இந்த லிஸ்ட்டில் இந்த பார்த்தீங்களா ஃபயர் ஃபாக்ஸ் காட்டுதா ரைட் ஸோ இப்போ இந்த ஃபயர் ஃபாக்ஸ் மட்டும்தான் எனக்கு காட்டணும் அப்படின்னு கொடுக்கும் இந்த command get hyphen process space கொடுத்து ஹைஃபன் நேம் அப்படி கொடுத்து ஃபயர் ஃபாக்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே கமாண்ட் தப்பு சிஇஎஸ்எஸ் ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் காமிக்குதுங்களா இந்த ஐடி பார்த்துக்கோங்க இந்த ஐடி கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி லினக்ஸ் படித்தவங்க நான் எதை மீன் பண்ண வரேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் லினக் ஃப்ரெஷ்ஷாக கவனிக்கிறவங்க just listen to me I'll tell you that இப்போது get hyphen process hyphen name கொடுத்து ஃபயர் ஃபாக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகுது அதுக்கு அந்த ஃபயர் ஃபாக்ஸ் ப்ராசஸ் மட்டும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதோட ஐடியும் சேர்த்து லிஸ்ட் ஆகுது இப்போது நான் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ராசஸை வந்துட்டு நான் வந்து ஸ்டாப் ஆனோன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா stop hyphen process hyphen name Firefox அப்படி கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா இப்போ இப்போ பாருங்க இப்போ கெட் ஹைஃபன் ப்ராசஸ் கொடுத்து hyphen நேம் கொடுக்கல வெறுமனே ஃபயர் ஃபாக்ஸ் கொடுக்குறேன் ஃபயர் ஃபாக்ஸ் என்டர் என்ன காமிக்குது cannot find a process with the name Firefox verify the process and name the uh, name and call the commandlet again அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா இப்போ ஃபைன் பண்ண முடியல இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஓகே இப்போது நான் அந்த கமெண்ட் திரும்ப கொடுக்குறேன் ரைட் ஸோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரு இதுக்கு தான் இதுதான் இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் திரும்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஐடி வச்சு ஸ்டாப் பண்ணலாம் எப்படின்னா ஸ்டாப் ஐஃபன் பிஆர்ஓசிஎஸ்எஸ் ஐஃபன் ஐடி ஐடி ஐடி ஸ்பேஸ் கொடுத்து ஐடிக்கு போடுங்க த்ரீ நைன் ஏதாவது ஒன்று கொடுங்க three nine one two enter என்ன கொடுக்குது cannot find the process with the process identify oops நான் மேலே இருக்கிறது கீழே ஆரம்பிச்சிட்டேன் சாரி இட்ஸ் மை மிஸ்டேக் கீழே இந்த செகண்ட் லைன் இருக்கிற இதுதான் நம்ம அடிக்கணும் இப்போ ஃபோர் செவன் டூ அடிக்கலாமா four seven two enter kill ஆகிடுச்சு அது அதுக்கப்புறம் two three six eight enter அதுவும் கில் ஆகிடுச்சு three zero nine two killed 4720 டோட்டலாக இப்போ பாருங்கள் இந்த இதுவே ஃபயர் ஃபாக்ஸே டவுன் ஆகிடுச்சு see I don't have Firefox நான் ஃபயர் ஃபாக்ஸே என்கிட்ட இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் கெட் ஹைஃபன் ஃபயர் ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட யூ கான்ட் ஃபைண்ட் ஏன்னா ஃபயர் ஃபாக்ஸ் வந்து இல்லை சரிங்க டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ப்ராசஸை வந்து ஐடி வச்சு கில் பண்ணுறது நேம் வச்சு கில் பண்ணுறது அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அது என்னென்னா சி ட்ரைவில் உள்ள போவோம் உள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் உள்ளே போயிட்டோமா இப்போ எல்எஸ் கொடுத்தாக்க நமக்கு இங்கே தெரியுது ஃபயர்ஃபாக்ஸ் டாட் இஎக்ஸி இது இருக்கு இல்லையா இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் simple command start start hyphen process space Firefox dot EXE அப்படி கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா கமாண்ட் வந்துட்டு அந்த ஃபயர் ஃபாக்ஸ் அப்ளிகேஷனை வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு என்ன பண்ணிவிடுது லான்ச் பண்ணிவிடும் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு எப்படி இது ஸ்டா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறது அது எப்படி கில் பண்ணுறது அது எப்படி அது டீட்டெயில்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் கமெண்ட் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே இது சர்வீஸ் ஸோ இப்போ சர்வீஸ்க்கும் உங்களுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெட் ஹைஃபன் சர்வீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுது இல்லையா இதில் வந்து குறிப்பிட்ட சர்வீஸ் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னா கெட் ஹைஃபன் சர்வீஸ் நேம் கொடுத்து ஸ்பூலை இல்லை நீங்கள் எது கொடுக்கலாம் என்ன சர்வீஸ் லான்ச் பண்ணாலும் எந்த சர்வர் கொடுத்தாலும் சர்வர் ரன் ஆகும் இப்போது ஸ்பூலரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பூலர் சர்வீஸ் இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நான் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம் நிறையா அதுக்கு லூப்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஆஃப்டர் தட் ஒன்லி நம்மளால் இது பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஏதோ வந்து இந்த ரியல் டைம்ஸ் நிறையா சொல்கிறேன்னு சொன்னீங்களே அதை வந்து சொல்ல மாட்டீங்க வேறு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம் இந்த சர்வீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ make directory C colon slash test இல்லை ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம் நியூ ஹைஃபன் ஐட்டம் கிரியேட் பண்ணி இதில் வந்துட்டு சர்வீஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம் ஸோ இப்போ அங்கே இடத்துல ஃபைல் கிரியேட் ஆயிருக்குங்களா இப்போது கெட் ஹைஃபன் சர்வீஸ் அப்படின்னு போட்டு இது என்ன பண்ணுறேன் இதோட அவுட்புட்டை நான் வந்து எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைலுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் C colon slash DST slash service dot txt அப்படி கொடுத்து enter அடித்தோம் அப்படின்னா அவுட்புட் எனக்கு லிஸ்ட் ஆகல ஆனால் என்ன பியூட்டி நடந்திருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் create ஆகிருக்கு அது பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கு இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஆஸ் administrator இருக்கீங்க இந்த ஃபோல்டர் வந்து ஒரு வேளை இது இந்த ஃபோல்டர் வந்து ஷேர்டு ஃபோல்டராக இருந்து இதை நீங்கள் வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இம்மீடியட்டாக உங்கள் மிஷினில் கூட இதை நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குது நாட் ரன்னிங்கில் இருக்குங்கிறத லாகின் ஆகாமலே ஆன டைம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது ஒரு குட்டி பிட்டு தான் இதை விட பெரிய பெரிய சினாரியோஸ்லாம் இருக்குது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்துட்டு பவர்ஷல் கூட இன்னும் அட்வான்ஸாக ஒர்க் பண்ண கற்றுக்கணும் இப்போ எல்லாம் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஓகே என்னடா ரியல் டைம் சினாரியன்னு சொல்லி சும்மா ஒரு இதை மட்டும் காமிச்சு நினைக்காதீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு நான் இப்போ காமிச்சிருக்கதே வந்துட்டு கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சின்னதாக சின்ன ஒரு விஷயமா இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஸோ ரொம்ப நேரம் கடந்து போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் சாப்டரில் இதை விட அட்வான்ஸ் இதோட சந்திக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்